பா எனக்கு தெரியுமா என்னடா என்ன கார்த்தி வந்து கிரிக்கெட் பேட் நான் வச்சுட்டு போயிட்டேன் எனக்கே திடீர்னு சொல்லி போயிட்டாங்க பேட்டை மாட்டேன்னா எப்படி புரியல சொல்லு இல்லைப்பா என்னைய திடீர்னு போயிட்டாங்க கிரிக்கெட் நான் பேட்டு கொண்டு வர இருக்கட்டும்னா பேட்டு போனாங்க அங்க போய் பேட்டு குடுக்க சொன்னா குடுக்க மாட்டாங்க அவன் மட்டும் தான் தர மாட்டேன்னு வேற யாரும் பேட்டு கொடுத்தாங்க வேற யாரும் கொடுத்தாங்க அவன் மட்டும் தர மாட்டேன்றான் மற்ற பசங்க பேட்டு கொடுத்தாங்க விளையாண்டுட்டு வந்துட்டேல அப்புறம் என்ன இருந்தாலும் எப்படி அவன் துரோகம் பண்ணலாம் அதுக்காக அவனை கிண்டல் பண்ணியா அதுக்காக பேட்டு வாங்கிட்டு இல்லை இல்லை வாங்கிட்டேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் தம்பி எப்பயுமே ஒருத்தவங்க நமக்கு ஒருத்தர் பொருள் கொடுக்கல நம்மளை உதாசீனப்படுத்துகிறாங்க நம்மளை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க நமக்கு தரமாட்டேங்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு கோவப்படவும் கூடாது அவங்கள தப்பாகவும் எடுத்துக்கக்கூடாது தம்பி அதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கிறியா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆற்று ஓரத்தில் ரெண்டு மரம் இருந்துச்சா அந்த மரங்கள் ரொம்ப காலமாக அந்த ஆற்றுக்கரையில் இருந்திருக்கு அப்போ அந்த பக்கமாக ஒரு குருவி வந்து அந்த மரத்துக்கிட்ட கூடு கட்டிக்கிறவான்னு சொல்லி கேட்டிருக்கு அனுமதி கேட்டிருக்கு எப்படி கேட்டிருக்கு ரெண்டு மரம் இருந்திருக்கு அதில் ஒரு மரத்துக்கிட்ட போய் நான் வந்து மரத்தில் நான் கூடு கட்டிக்கிறவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு அதுக்கு அந்த மரம் என்ன சொல்லியிருக்கு இல்லை நான் உனக்கு அனுமதி தர முடியாது அப்படின்னு இந்த குருவிக்கு ரொம்ப அவமானமாக போச்சு என்னடா நம்ம மரியாதையாக கூடு கட்டிக்கிறவன் கேட்டுக்கிட்டு கூடு கட்டலாம்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த குருவி இப்படி இந்த மரம் இப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருவிக்கு ஒரே கோவம் அப்போ பக்கத்தில் இன்னொரு மரம் இருக்கு இல்லையா அதுக்கிட்ட போய் அனுமதி கேட்டிருக்கு அதே ஓகே நோ ப்ராப்ளம் எங்கிட்ட வந்து நீ கூடு கட்டிக்கலாம் அப்படின்னு இது சந்தோஷம் ஒரு மரம் முடியாதுன்னு சொல்லிடுச்சு அப்போ இந்த மரம் ஓகே சொல்லிடுச்சு இப்போ நண்பர்கள் வந்து பேட்டு தரல இன்னொருத்தன் தந்துட்டான்னு சொல்கிறீங்க இல்லையா அது மாதிரி இன்னொரு மரம் வந்து கூடு கட்டிக்கிற அனுமதி கொடுத்துருச்சு எதுவும் சந்தோஷமாக கூடு கட்டி முட்டை போட்டு குஞ்செல்லாம் பொறித்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கு அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு நாள் மிகப்பெரிய மழை ஒன்று பெஞ்சிருக்கு மழை பெஞ்சப்போ என்ன ஆயிருக்கு தண்ணி பயங்கரமாக வரும் இல்லையா அந்த ஆற்று கரையில் தானே மரம் இருக்குது தண்ணி ரொம்ப வேகமாக மழை பெஞ்சு வரும்போது அந்த பக்கத்தில் இன்னொரு மரம் கூடு கட்டிக்கிற அனுமதி தர மாட்டேன்னு சொல்லிச்சு இல்லையா அந்த மரம் டக்குன்னு தண்ணியில் வேறெல்லாம் அரிசி கீழே உளுந்து தண்ணியில் அடித்து போயிட்டு இருந்திருக்கு அப்போ அந்த குருவி அந்த மரத்தை பார்த்து அது மாதிரி ஏளனமாக சிரித்து கேட்டுச்சான் ஏளனம்னா ஏளனம் அதாவது எள்ளி நகையாடுறது அதாவது கேலி பண்ணி கேட்டிருக்குது பரவாயில்லையே எனக்கு கூடுத்து கட்டு கட்டுறதுக்கு அனுமதி தர மாட்டேன்னு சொன்னேன் இப்போ பார்த்தியா நீ தண்ணியோட அடிச்சுக்கிட்டு போயிட்ட பாரு உனக்கே வந்து நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இல்லை நீ என்னைய வந்து உன்னோட கூடில் கட்டுறதுக்கு உன உன உன்னோட மரத்தில் வந்து நான் கூடு கட்டிக்கிறதுக்கு எனக்கு நீ அனுமதி தர மாட்டேன்ட்டுல அதனால தான் கடவுள் வந்து உனைய இப்படி செஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு சிரிச்சிச்சான் அதுக்கு அந்த மரம் சொல்லிச்சான் எனக்கு ஏற்கனவே தெரியும் என்னோடய உடம்பு வந்து வலு விழுந்துருச்சு என்னோடய வீடுகள்லாம் வலு இல்லாமல் போயிடுச்சு ஏதாவது பெரிய மழை பெஞ்சு வெள்ளம் வந்துச்சுன்னா நான் தாங்க மாட்டேன் கீழே விழுந்துருவேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் உனக்கு அனுமதி தரல என்னோட மரத்தில் வந்து என் மேலே வந்து நீ கூடு கட்டியிருந்தேன்னா உன்னோட நிலைமை என்ன ஆகிறது உன்னோட குஞ்சுகள்லாம் இப்போ பறக்கும் நிலையில் இல்லை இப்போ என்னோட சேர்ந்து நீங்களும் தண்ணியில் அடிச்சுட்டு போயிருவீங்க இல்லையா அதனால உனக்கு நான் அனுமதி தரலை பக்கத்தில் இருக்க மரம் ரொம்ப வலுவாக இருந்தனால அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க நீ நல்லா சந்தோஷமாக இருக்க உனக்கு நான் அனுமதி கொடுக்காம போனதுக்காக என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அப்படி தண்ணியோட தண்ணியாக போயிடுச்சான் உனக்கு வந்து புரியுதா புரியலையா அது மாதிரி உன் ஃப்ரெண்டு கண்டிப்பாக அவனோட பேட்டு நல்லா இருந்திருக்காது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லாமல் உன் நண்பர் வந்து உனக்கு கொடுக்காம இருப்பானா இதுலேருந்து என்ன தெரியுது உனக்கு யாரையும் அவசரப்பட்டு தவற நினைக்கக்கூடாது சரியா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுட்டு ஆளில் போட்டு வச்சுக்கோங்க ஓகே அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கதிரவன் உங்கள் பிரபாகரன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்